எல்லாம் டேக் போயாச்சா எட்டு மணி நியூஸை எட்டாவது வாரம் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் டேக் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுடுறது ரொம்ப கோபம் வந்துடுது ஆ இந்த எமௌண்ட்டை போடுறதுக்குள்ள போட்டு சார் போட்டு சார் முடிச்சுக்கோங்க சார் ஆ அது அது வேறு செய்திகளுக்கு நம்ம தன்ராஜ் வந்து இன்னும் கனெக்ட் ஆகலை அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் செய்ய வேண்டும் அது வரைக்கும் நான் தனியாக இருப்பதால் மாஸ்கை அணிந்து கொள்கிறேன் நீங்கள் கூட்டமாக இருந்தாலும் மாஸ்க் அணியணும் தனியாக இருந்தாலும் மாஸ்க் அணியணும் மாஸ்க் அணியணும் ஆஹா தன்ராஜ் வந்துட்டார் சரி தன்ராஜ்கா கேட்குதா தன்ராஜ் செய்திகள் இதோட முடிவடைந்தது எல ரெக்கார்டு இப்போ பண்ணுறேன் so hi guys welcome back back to welcome நான் உங்கள் டட்சன் இன்றைக்கி ஏன் அந்த நியூஸு த சம்மந்தமே இல்லாமல் போட்டேன்னா அது வந்து அந்த நியூஸ் நான் போட்டேன் நானே முன்னாடி ரெக்கார்ட் பண்ணாமல் போயிருக்கேன் போல் அந்த நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் வந்து வீடியோ போடலன்னு நான் சொல்ல வந்தேன் அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் மூணு மாதம் வீடியோ போடல நான் அப்படின்ட்டு இந்த இங்கே என்ன வீடியோ போகுதுன்னா நான் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து ஒரு பெட்டு வாங்கினேன் அதுதான் இந்த வீடியோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு நான் இந்த வீடியோவில் என்ன காமிக்க போகிறேன்னு பாருங்கள் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிகேஎஃப்சி என்கிட்ட இருக்க வீடு நான் என்கிட்ட இருக்க நாலு வீடு தான் நம்ம நாலு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுதான் அதோட ஃபஸ்ட்டு வீடு தான் அது வாங்க ஐயோ தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் யாரும் யாரும் பார்த்துறாங்க காரணம் மூடிடுங்க இப்போ வந்து இந்த ஏன்டா இவ்வளோ சிம்பிளாக வீடு வச்சுருக்கேன் இவ்வளோ சிம்பிளாக காசு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் வந்து என்னென்னா சிம்பிளாக நான் பண்ணணும்னு நான் வந்தேன் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள்னா சிம்பிளாக அப்படி தாங்க நீங்கள் பாருங்கள் நான் என்கிட்ட நாலு வீடு இருக்குது நீங்கள் நம்பலன்னா பார்த்துக்கோங்க ஆனால் எனக்கு சிம்பிளாக இந்த வீடியோ நான் மட்டும்தான் இல்லைன்னா எல்லாம் சிம்பிள் சிம் யோ அவங்க one hundred and one one like என்னமோ இருக்கியா யோ அதை போய் பாரு யார் one hundred and one one like ஏன்னா சிம்பிள்னு சொன்னல இல்லை இல்லை அதை நீங்கள் மறந்துடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஸோ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன இது ஒன் ஒன் நெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே ஸ்பைடர் வச்சுருந்தேன் ஸோ அதோட லைஃப் தான் இது வீட்டுக்குள்ளே போகிறோம் கெட் ரெடி பெரிய வீடு இது இல்லை <laughs> இல்லை ஆ வெளிச்சமாக தடுக்குது ஆ ஸோ வந்து என்னென்னா இது ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் எப்படியா இது சின்ன வீட்டில் போய் இவ்வளோ பொருட்கள் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ஏற்கனவே ஃபயர் ஹவுஸ் வச்சுருந்தேன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ அதோட வீடு அதோட அந்த வீடு வந்தவுடனே நான் வந்து இந்த வீட்டில் சும்மா வந்து பார்த்தேன் பார்த்தோன்னே இன்னும் இத்தனோண்டு பொருள் இருக்குது இன்னும் இவ்வளோ கேவலமாக இருக்கு ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கும் போது தான் இது பாட்டி ரூம் இது சொல்லிட்டு இருந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சிட்ருப்போம் ஸோ வந்து அதனால தான் நம்ம இங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்போம் நம்ம என்னென்னா இந்த எம்மோட இது இது இருக்க மியூசிக் வந்து நல்லா இருக்குங்க உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு எனக்கு புரியும் அது வந்து நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி அப்போ அப்போ வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப சின்னதாக வச்சுட்டு இருப்போம்ல அது வந்து அதனால வந்து கொஞ்சம் சின்னதாக எனக்கு தெரிஞ்சுது எனக்கு நிறைய பொருள் இருக்கும் ஸோ வந்து இது ஹாலு ஸோ இது வந்து பெட்ரூமு பெட்ரூமில் பாருங்க ரெண்டு எங்கே தொங்க போட்டிருக்கேன்னு ஸோ இங்கே ஃப்ரிட்ஜ் வாங்க இதை தின்னுவோம் நம்மளுக்கு தின்றது முக்கியம் அல்லவா இங்கே ஜூஸ் டே தின்றதுக்கு ஏதாவது தாங்கன்னா ஜூஸ் தரீங்க ஜூஸ் கூட இல்லை பால் யார் பால்லாம் குடிப்பா கப் ஏய் சாப்பிட்றதுக்கு தான் தாங்க கப் கேக்கெலாம் அதுக்கு தெரியுங்க சுகர் சுகர்லாம் இல்லைல்ல அங்கே பாருங்க பர்கரு அது இது தின்றாயிட தின்றது நம்மளுக்கு முக்கியம்ல பிகிலு அதனால தான் இது இப்போ பாருங்கள் எங்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஏன்னா புக்ஸ்லாம் எக்ஸாம் வரும் ஏன் எக்ஸாம் வரும் இல்லை என்கிட்ட எக்ஸாம் இருக்குது இப்போயும் எக்ஸாம் வந்து டைம் டேபிள் கொடுத்துட்றாங்க அதனால் எனக்கு நெக்ஸ்ட் அப்போ சொல்ல டப்புன்னு போட முடியாது ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து டெக்கரேஷன் சும்மா டம்முன்னு வரோம்ல நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோடனே சும்மா பாருங்கள் புக்கு நம்ம எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன கொங்கு போதுன்னா அதையும் போட்டுப்பேன் மண்டையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா படிக்கலாம் இந்த சிம்பிள் ட்ரெஸ்ஸை பாருங்கள் ஒரு ருபீஸ் கொடுத்து இது வாங்கி அந்த தலைமுடி வாங்குறதுக்கு கொஞ்சம் வீடியோ வெளியே பண்ண வேண்டியதாகிடுச்சுப்பா <laughs> என்றது நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லும் போது அந்த காமெடி நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை போட்டிருப்பேன் அதுக்கு தான் அது என்னன்றது சம்மந்தமே நான் அது போடுறேன்னு நினைக்காதீங்க வாய்ஸ் ஒரு வேறு மாதிரி வரும்ல உங்களுக்கே தெரியும்ல அதனால தான் இது அப்படி ஸோ வாங்க அப்படியே படுத்துக்கிட்டே பேசுவோம் படுத்துக்கிட்டே இல்லை படுத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் அப்போ தான் நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டு வாய்ஸ் வருவோம் அதை நீங்கள் கண்டுக்காதீங்க வந்து இதே மாதிரி பாருங்க ரெக்கெல்லாம் வச்சுட்டு இருப்பேன் நான் ரெக்கெல்லாம் வச்சுட்டு பறந்துடுவேன் காமெடி நல்லா இல்லை இது காமெடியா நீங்கள் காமெடி நினச்சிங்கன்னா அதெல்லாம் சிரிக்காது இப்போ வந்து இது என்னென்னா கிச்சன் இது நம்மளுக்கு தின்றது முக்கியம் ஹேஷ்டாக் த்ரீ ஸோ வந்து நம்மளுக்கு தின்றது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அதுக்கு வந்து நான் ஒரு கிச்சனில் சின்ன கிச்சனில் எவ்வளோ பொருட்கள் வச்சுருக்க பாருங்க ஃபஸ்ட்டு இது வந்து பாப்கார்ன் மாதிரி அதான் கேரட் மாதிரி இருக்குது நான் பாப்கார்னை சொல்லிட்டு தெரியாமல் இங்கே வந்து நம்ம சாப்பிட்டோம் பர்கர் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இந்த இடத்துல வந்து கை கழுவுறதுக்கு கை கழுவணும் இது கிளிக் பண்ணிட்டு கை கழுவிக்கலாம் இந்த இடத்துல கை கழு கை கழுவிக்கலாம் டே கை கழுவா என்னடா நீ கை கழுவ மாட்டேன் அப்படி கையை சொல்லு என்ன இது வந்து என்னன்னு எனக்கே தெரில ஆக்சுவலி இப்போ பாருங்க கீழே இருக்க பேகு அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு எனக்கு இப்போ வந்து இது ஒரு தண்ணி பாட்டில்னு நினைக்கிறது மக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து பிளேட் வைக்கிறது பிளேட் எடுத்து நம்ம இந்த இது மேலே கீழே கொட்டிட்டோன்னா கொட்டிட்டோன்னா போயிடும்ல எங்கே கொட்டிட்டோன்னு கேட்குறீங்களா அங்கே மூ பாப்கார்ன் கொக்கோ கோலாலாம் இருக்குது பார்த்துக்கிட்டேன் இந்த கொக்கோ கால்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் காமெடி நல்லா இல்லை இல்லை இது காமெடி ஆலையே சும்மா அதை போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம இதை காமெடின்னு நினச்சிட்டு யாராவது சிரிச்சிங்கன்னா எனக்கு தெரியாது ஸோ வந்து நான் ஒரு நூபுன்னு நினைக்கிறீங்க நான் ஒரு நூபு தான் நான் ஒரு மூபாச்சு <laughs> நான் ஒரு நூப் நூபு நானு <laughs> நான் ஒரு நூபு நினைக்கிறேன் powerful people come from powerful places. திரும்பாத திரும்பாத திரும்பாத அந்த இடத்துலாம் பார்த்துடக்கூடாது powerful places come from powerful place யோசிக்க நிறுத்த ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்ட அப்புறம் கார்பரேட்டுக்கு திருப்பி ரேட் எதாவது கொடுத்துட போகிறாங்க ஸோ வந்து நீங்கள் இது பார்த்துறாதீங்க திருப்பி கண்ணை மூடிடுங்க இல்லைன்னா நானே கண்ணு மூடிடுறேன் அதுவும் நான் ஏன் கண்ணு மூடணும் நான் கண்ணை மூட மாட்டேன் நீங்கள் கண்ணை மூடுங்க ஸோ வந்து பாருங்கள் இந்த வீடு தான் நம்ம நம்ம நல்லா பார்த்துருப்போம் நீங்கள் நல்லா மகிழ்ச்சி மகிழ்ச்சிருப்பீங்க வாயில் வரமாட்டேங்குது ஸோ நான் காசுக்காக சம்பாதி நெக்ஸ்ட் வீடியோக்கு காசுக்காக நான் உழைச்சி ஓடிக்கிட்டே இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் சொந்த காலில் நின்று ஓடிக்கிட்டே இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஓடிக்கிட்டு நின்றுடுவேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் டே தன்ராஜ் கனெக்ட் இருக்கு வா